வணக்கம் சில்வர் மைக்ரோ ஒரு ஃபைவ் மினிட் சார்ட் வாட்ச் பண்ணுறோம் இந்த சார்ட்டில் லைவ் மார்க்கெட்டில் டெய்லி நம்ம கால்ஸ் எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு பேங்க் நிஃப்டி க்ரூட் ஆயில் இதுக்கெலாம் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறோம் இப்போ நம்ம சில்வர் மைக்ரோ சார்ட் வாட்ச் பண்ணுறோம் சில்வரில் இன்றைக்கி ஈவினிங் அதாவது Wednesday market Jan twenty five அப்போ ஈவினிங் ஒரு ஃபோர் ஓ கிளாக் கிட்டக்க செல் கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு so red colour candle open ஆகிட்டு sell at sixty eight thousand three hundred and fifteen அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்ட்ரி பாயிண்ட் ரெண்டு டார்கெட் ஒரு ஸ்டாப் லாஸ் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு இது ஒரு ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ் தான் அதுவே கேண்டில் மூமெண்ட் அனலைஸ் பண்ணிவிட்டு ஆட்டோமேட்டிக்காக ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு அந்த கால்ஸ் வந்து ரெப்ரசென்ட் பண்ணும் மார்க்கெட் எந்த சைட் போகுதோ அதுக்கு பிரேக் அவுட் ஆச்சுன்னா அந்த சைட் ஃபேவரபுளாக நமக்கு கால்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகும் ஸோ இப்போதைக்கு ஒரு செல் கால் வந்திருக்கு சிக்ஸ்டி எயிட் த்ரீ ஃபிஃப்டீனில் ஃபஸ்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா sixty eight thousand hundred and forty four so market எப்படி மூவ் பண்ணுது இது பிரேக் அவுட் பண்ணுதா அதை வெயிட் பண்ணி பார்க்கலாம் இப்போ டைம் வந்து ஒரு ஃபைவ் ஓ கிளாக் ஆகுது மார்க்கெட் பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் மேலே தான் ட்ரேடிங் வந்து போச்சு என்ட்ரி பாயிண்ட்டுக்கு மேலே ஒரு ஃபிஃப்டி பாயிண்ட்டுக்குள்ளே தான் ட்ரேடிங்கே போய்கிட்டு இருந்துச்சு அது இப்போ தான் கொஞ்சம் டவுன் சைடில் இறங்கிறதுக்கு ஸ்டார்ட் ஆகுது ஸோ மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபோர் ஓ கிளாக் மார்க்கெட் ரொம்பவே ஸ்லோவாக இருந்துச்சு இப்போ ஃபைவ் ஓ கிளாக் கொஞ்சம் ஸ்பீட் பிக்கப் ஆகுது இது வந்து ஃபாரின் மார்க்கெட் இந்த யூஎஸ் மார்க்கெட்லாம் வந்து ஓப்பன் ஆக போகிற நேரம் ஸோ அதனால் நமக்கு இதில் ஒரு வால்யூம் பூஸ்ட் கூட இருக்கும் ஃபைனலாக மார்க்கெட் ஒரு ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் மேலே ஃபஸ்ட் ஆர்ட் ரேஞ்சை பிரேக் அவுட் வந்து பண்ணியிருக்கு உங்களுக்கு இந்த சார்ட் வேணும்னா வாட்ஸ்அப்பில் ஹேண்ட் மெசேஜ் அனுப்புங்க டீட்டெயில்ஸ் நாங்கள் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி டெய்லி லைவ் மார்க்கெட்டில் கால்ஸ் ஜென்ரேட் பண்ணக்கூடிய ஒரு சார்ட் உங்களுக்கு வேணும்னா இதை பற்றின டீட்டெயிலுக்கு வாட்ஸ்அப்பில் ஹைன் மெசேஜ் அனுப்புங்க தேங்க்யூ